எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்டர் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சைட் பார்த்துக்கிடுங்க இது வந்து ஒரு நல்ல இன்கமாக இருக்குது ஸோ டெய்லி வந்து பத்தாயிரம் சத்தோசி நம்ம இதில் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சத்தோசி தான் இது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இமெயில் ஐடி வந்து எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு இதில் வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸை மட்டும் இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் டேரெக்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் நான் வந்து என்னுடைய வாலெட் அட்ரஸை சென்ட் சென்ட் பண்ணி தான் ஜஸ்ட்டு நீங்கள் இதில் இந்த கோ அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருங்க உங்களுக்கு ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ என்னுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சத்தோஸ் இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ ஜீரோன்னு ஸ்டார்டிங்கில் காட்டும் டெய்லி இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சத்தோசி தாங்க நீங்கள் ஒரு மாதத்தில் முப்பது லட்சம் மூணு லட்சம் சத்தோசியை வந்து இதிலேருந்து எடுக்க முடியும் இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஐம் நாட் ரோபோட்டில் நீங்கள் கிளைம் பண்ணாலே போதும் ரெஃபரில் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐம் நாட் ரோபோட்டில் கிளிக் பண்ணிக்கிடுங்க ஸோ அதனுடைய கேப்சாஸ் எது இருக்கோ அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க ஸோ கிளைம்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட பத்தாயிரம் சத்துவசி வந்து ஆட் ஆயிரும் நம்மளுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம்னு சொல்லி காட்டுறாங்க பட் வந்து ஆட் ஆகிருக்கும் நீங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் சத்தூசி வந்துருச்சு அப்படின்னு காட்டுட்டாங்க பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிடுங்க ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பாருங்கள் மேலே பாருங்கள் ஒரு லட்சம் சத்தூசியாக மாறிடுச்சு ஸோ இப்படி தாங்க இதை வந்து நம்ம டெய்லி டெய்லி கிளைம் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போடுங்க இது உங்களுடைய வந்து எனர்ஜி எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை பார்த்துக்கிடுங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலே அதில் போதும் இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சத்தோசி கொடுக்கணுமா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபதாயிரம் சத்தோசி ஒரு நாளைக்கு கிடைக்குமா இருபதாயிரம் சத்தோசி அதுலேருந்து இருபத்தையாயிரம் சத்தோசி வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ளஸ் ரெஃபர் போனஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய ரேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் சத் பத்து லட்சம் சத்தோசி கேட்குறாங்க ஸோ பத்து லட்சம் சத்தோசி நமக்கு தேவையே இல்லை நம்ம அந்த பத்து லட்சம் சத்தோசி இருந்தால் நம்ம நிறைய என்னென்னமோ பண்ணலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி சத்தோசி கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் சத்தோசிலேருந்து ரெண்டு லட்சம் சத்தோசி வரைக்கும் கிடைக்குமா அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபது லட்சம் சத்தோசிலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் சத்தோசி வரைக்கும் கிடைக்குமா அவங்க கேட்குறது வந்து எட்டரை கோடி சத்தோசி கேட்குறாங்க ஸோ அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஒவ்வொரு கிளைமுக்கும் பத்து ஒரு கோடி சத்தோசி கிடைக்குமா ஆனால் அவங்களோட ரேட்டை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு பிடிசி கேட்குறாங்க மூணு பிடிசி இருந்தாலே நம்ம நேராக நம்ம சொந்தமாக ஒரு கடையை போட்டு ஏதோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதுலேயே நமக்கு இன்கம் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கிளைமை பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஐம் நாட் ரோபோட்டில் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த கிளா கேப்சர்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு கிளைம் பண்ணி பாருங்கள் அவங்களோட டைம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ நம்மளை அடுத்த எப்போ நம்ம கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் தாங்க நம்ம வந்து ச நம்ம ஸ்பீடை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் முப்பத்தேழு செகண்ட் ஸோ அந்த டைம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு இதே டயத்தில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ ஒரு லட்சம் சத்தோசி எனக்கு ஆகிடுச்சு நம்ம இதெல்லாம் மெயின் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா வித்ட்ராக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் மேலே ஆப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் ஸோ என்கிட்ட ஒரு லட்சம் சத்தோசி இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இவ்வொரு அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட அட்ரஸ் இருக்கும் கீழே டெபாசிட் அட்ரஸ் நம்ம அதுக்கு தேவையில்லை நம்ம டெபாசிட்டே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டை பாருங்கள் ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் விட்ரான்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் சத்தோசி ஸோ மி மூணு லட்சம் சத்தோ சத்தோசி வந்தாலே நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ மூணு லட்சம் சத்தோசி வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதம் ஆயிரும் ஸோ ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சத்தோசி அப்படின்னா பத்து நாளில் ஒரு லட்சம் சத்தோசி முப்பது நாளில் நம்மளுக்கு வந்து மூணு லட்சம் சத்தோசி விட்ரா அப்படி டைமிங் பார்த்தீங்கன்னா அவங்க பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ அதாவது ஒரு நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து விட்ரா வந்து கொடுத்துருவாங்க நம்ம விட்ரா பண்ண டைமிங்லேருந்து ஸோ ஸோ நல்லாயிருக்கு அடுத்து வீக்லி ரிவார்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெஃபரல்ஸை வச்சு தாங்க நம்ம வீக்லி ரிவார்ட்ஸ் இருக்குது ஸோ இதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் எத்தனை ரெஃபரல்ஸு இது வச்சுருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்களாம் ஸோ அந்த ரிவார்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட் செகண்ட் வீக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெஃபரல்ஸ் இருக்கார் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் அவருக்கு பார்த்திங்கன்னா மூணு கோடி சதோஷி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்குது இது அநேகமாக கம்பெனிக்காரன் தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை யாராவது வச்சுருப்பான் இல்லைனா அவங்களே ஏதாவது ஒரு ஐடியில் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க இப்போ வந்து ஏழரை கோடி சத்தோஷிக்கு ரிவார்டு ஓடிக்கிட்டுருக்கு ஸோ நம்ம வின் பண்ண முடியுமா அப்படின்னா தெரில மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நாலு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் மேக்ஸிமம் நம்மளை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாக தான் இருக்கணும் அவங்க தான் இருப்பாங்க ஆனால் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கம்பெனிக்காரனாக தான் இருக்கணும் <laughs> அது நம்மளை மாதிரி யாரும் இருக்க முடியாது ஸோ எனிவே இருக்கலாம் யாராவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி நீங்களும் இதிலேருந்து சந்தோஷியை வின் பண்ணலாம் எனக்கும் அந்த மாதிரி உங்களுடைய உங்கள் மூலமாக தயவு கிடச்சி நான் நிறைய ரெஃபரன்ஸ் வந்தால் இதில் வந்து ஒரு வேளை நானும் ஜெயிக்கலாம் ஸோ இருந்தாலும் எல்லா ரெஃபரன்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ என்னுடைய ரெஃபரன்ஸ் இல்லாட்டாலும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷனில் என்னோடய ரெஃபரன்ஸ் மூலமாக தான் எனக்கு கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அடுத்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஸ்லாட்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த எனர்ஜி ஸ்பீடு நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கினோம்னா எவ்வளோ நம்மளுக்கு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போக்கு மெயினாக அது வந்து தேவையே இல்லை நம்ம ஜஸ்ட்டு டெய்லி ஒர்க் பண்ணுறதும் அதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் அதை மட்டும் நம்மளுக்கு கண்டினியூவாக நம்மளுக்கு விட்ரால் நம்ம இருந்தாங்கன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸில் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அடுத்த அக்கௌண்ட்டில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லை ஸோ இப்போ தான் நியூ அப்படிங்கன்னா இப்போ தான் பத்து நாள் ஆகுது என்னது இன்னையோட பத்தாவது நாள் ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து பன்னெண்டு டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படி சப்போஸ் பெண்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே ஐடி அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஸோ உங்களோட வெண்டிங் வந்து பே பேடாயிரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நல்லதாக இருக்குது அடுத்து ரெஃபரலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெஃபரல்ல யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின்ட் ஆகும்போது தான் எனக்கு ரெஃபரல்ஸ் இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னுடைய ரெஃபரல்ஸ் ஜாயின்ட் ஆகுங்க நான் உங்கள்ட்ட வேண்டிக்கிறேன் இதில் என்ன நம்ம தினம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதில் ஒர்க் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து டெய்லி டெய்லி ஒரு பத்தாயிரம் சொத்தூசி வந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலே நமக்கு போதும் நம்ம நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம் ஸோ அடுத்து அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் வந்து நம்மளுக்கு பத்து லட்சம் இருந்தாலும் நானே இப்போ அப்கிரேடு போட்டிருப்பேன் ஸோ பத்து லட்சம் இல்லை ஆனால் நமக்கு அப்கிரேட் தேவையில்லை ஓவர்லாக்கில் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் நம்மளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க நம்ம ஃபாஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம அதுலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு தேவையில்லை டெய்லி இன்கம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நமக்கு அது ரெஃபரன்ஸ் மூலமாகவே கிடச்சிரும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்கள உங்களுடைய லிங்க்லேருந்தே ஜாயின் பண்ண சொல்லுங்கள் மேக்ஸிமம் அதிலே உங்களுக்கு வந்து நல்ல இன்கமாக இருக்கும் ஃபுல் சார்ஜஸ் கொடுக்கணும் அப்படின்னா பதினஞ்சு லட்சம் சத்தோசி கொடுத்தா ஃபுல் சார்ஜஸ் ஆயிருமா லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ அந்த பதினஞ்சு லட்சம் சதோஷி இருந்தாலே நாங்கள் வேறு வேறு என்னென்னமோ பண்ணிடுவோம் அதை ஏன் நம்ம உங்களுக்கு கொடுத்து இது பண்ணணும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட் இதில் வந்து எத்த எக்காரணத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலேருந்து இது பண்ணாமல் இதிலேருந்தே பண்ண முடிஞ்சால் பண்ணி பாருங்கள் ஸோ அதுலேருந்தே உங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் ஒரு இருபது நாளில் எனக்கு தெரிஞ்சிடும் இதனோட விட்ரா எப்படி அப்படின்ட்டு ஸோ மேக்ஸிமம் இவங்க வந்து செக்யூர் அப்படின்னு தான் சொல்லாங்க ஸோ பட் அதனால் நம்மளுக்கு வந்து செக்யூராக தான் இருக்கும் ஸோ நல்லா தான் ஸோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய வியூவர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் so thank you so much friends இதில் தாங்க இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுத்துப்பேன் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் டிஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுங்க ஸோ அடுத்த வீடியோ நான் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இருக்குது ஸோ அதுவும் நல்ல ஒரு சைட்ஸு நான் அடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன் ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்